ட்ரேடர்ஸ் மிஸ்டேக் அதாவது பொதுவாக மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடர்ஸ் வந்து எல்லோரும் மிஸ்டேக் பண்ணுவாங்க அந்த மாதிரி இன்றைக்கி நாங்களும் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணோம் அந்த மிஸ்டேக் பண்ணதுனால பார்த்தீங்க அப்படின்னா டென் தௌசண்ட் மேலே ப்ராஃபிட் புக் பண்ண வேண்டிய இடத்துல வெறும் தௌசண்ட் ருபீஸ் தான் வந்து நாங்கள் இன்றைக்கி ப்ராஃபிட் வந்து புக் பண்ணோம் அது என்ன மிஸ்டேக் பண்ணோம் எப்படி இந்த என்ட்ரிஸ்லாம் வந்து நாங்கள் எடுத்தோம் எப்படி இன்றைக்கி டார்கெட்ஸ் வந்து எய்ம் பண்ணோம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும் அது பார்க்குற மூலிமா மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ்லாம் உள்ளே இருக்குது அது பார்க்குற மூலிமா மார்க்கெட் நாலேஜ் நீங்கள் வளர்த்துக்கலாம் இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லித்தரோம் அதனுடைய டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும் இது போக நாங்கள் வாட்ஸ்அப்பில் லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த லெவல்ஸ்னுடைய டீட்டெயில்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நீங்கள் நம்பருக்கு கான்டாக்ட் இல்லாட்டி வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதனுடைய டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றது தெரிய வரும் இது போக டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி இல்லை நம்பருக்கு கூப்பிட்டிங்கனாலும் கைடன்ஸ் கிடைக்கும் நிஃப்டி எக்ஸ்பைரி டே மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி expiry day Nifty options so இன்றைக்கி வந்து நிஃப்டி ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி நல்லா பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பைரி டேனாலே பொதுவாக ஆப்ஷன்ஸ் தான் நிறைய பேர் ட்ரேட் பண்ணுவாங்க எக்ஸ்பைரினாலே பொதுவாக ஆப்ஷன் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற ஒரு இது இருக்கனால மார்க்கெட் வந்து இன்றைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்களும் வந்து கொஞ்சம் எக்ஸ்பைரின்றதுனால நிஃப்டியில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நேற்று தான் கேப் அப் அப்படின்னு நினச்சோம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கேப் டவுனு ஸோ இன்றைக்கி ஓப்பனிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கேப் டவுனு கேப் டவுன் பார்த்தீங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்டு கீழே டவுனில் ஓப்பன் ஆச்சு ஸோ நேற்று கேப் அப் காரணம் நம்ம மோடிஜி தான் அவர் வந்து டுவெண்ட்டி லேக் க்ரோர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு சொன்னார் சொன்னதுக்கப்புறம் கேப் அப்பு மார்க்கெட் வந்து அந்த கேப் அப்பை மெயின்டைன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அப்படியே சைட்வேஸில் முடிஞ்சு மார்க்கெட்டு நைன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்க்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு ஃபோர் ஹண்ட்ரட்லேயே முடிஞ்சிருச்சு இப்படியே தான் நேற்று மார்க்கெட் போச்சு இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கேப் டவுனு இதுக்கு காரணம் ட்ரம்ப்பு ஒன்று மோடி இல்லாட்டி ட்ரம்ப் இப்படி தான் வந்து நியூஸ் போயிட்டுருக்கு ஸோ இன்றைக்கி ட்ரம்ப் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவர் சைனா மேலே ட்ரேடிங் வந்து ட்ரேட் பேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி வச்சுருக்காரு சைனா மேலே ட்ரேட் பேன் பண்ணி வச்சுருக்காரு ஸோ இதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஏஷியன் மார்க்கெட் எல்லாத்துக்கும் டவுனு அவங்க மார்க்கெட்டே யூஎஸ் மார்க்கெட்டே வந்து டக்குன்னு சொன்னோன்னா ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டிக்கியில் தான் போச்சு ஸோ அப்போயே நமக்கு கேப் டவுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ நைட்டு தூங்கும் போதே கேப் டவுனு அந்த கேப் டவுனில் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் ஸ்ட்ராங்காக அந்த சைடு போகலை லைட்டாக மார்க்கெட் ஏறுச்சு பட் ஏறினது பெருசாலாம் ஒன்றும் ஏறல ஸோ அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது பாயிண்ட் தான் ஏற ட்ரை பண்ணுச்சு ஆனால் ஒரு முப்பது பாயிண்ட் ஏறினோடனே மறுபடியும் ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஓப்பன் ஆனதுலேருந்து so nine thousand three hundred கூட அதால் கிராஸ் பண்ண முடியல இன்றைக்கி நிஃப்டியால் ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வரைக்கும் பையிங் ட்ரெண்ட்ல இருந்து இன்னைக்கு ஓப்பனிங்கில் கேப் டவுன் கேப் டவுனுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்ட்ராட்டஜி சொன்னிச்சு அதாவது பையிங் ட்ரெண்ட்லேருந்து செல்லிங் ட்ரெண்ட் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி பிரேக் அவுட் லெவலுக்காண்டி வெயிட் பண்ணோம் பிரேக் அவுட் லெவலும் பிரேக் அவுட் ஆச்சு break out level break out ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் செல்லிங் என்ட்ரி கிடச்சிச்சு அதனால் நாங்கள் இன்னைக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இன்னைக்கு ஃப்யூச்சரில் பண்ணாமல் புட் ஆப்ஷனில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நினச்சோம் ஸோ புட் ஆப்ஷனில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் வரும் அதுக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எய்ம் பண்ணோம் ஸோ நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடை வந்து ஒரு அட்ட மணி எடுக்கலாம் அப்போ தான் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எடுக்கும்போது nine thousand two hundred put ஆப்ஷனை வந்து எடுத்தோம் ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ருபீஸ் இருந்துச்சு அப்போதைக்கு ஸோ கம்மியாக தானே இருக்குது டென் லேக்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்தோம் பட் நாங்கள் எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் அதை பார்க்கவே இல்லை அது பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு லாட்டு தான் வந்து எடுத்துருந்துருக்கோம் நாங்கள் ஆக்சுவலி டென் லாட் எடுத்ததை நினச்சிட்டு காமனான ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் இந்த மிஸ்டேக் பண்ணதுனால பார்த்தீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த டேயில் நாங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணும்போது பன்னெண்டாயிரம் கிட்ட புக் பண்ண வேண்டிய இடத்துல வெறும் ஆயிரம் ரூபா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து புக் பண்ணோம் ஸோ இந்த காமன் மிஸ்டேக்னால பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வெறும் ஆயரூவா தான் இன்றைக்கி வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து கிடச்சிச்சு அது புக் பண்ணும்போது நோட் பண்ணதுனால சரி இன்றைக்கி இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த மிஸ்டேக்கை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் ஸோ எப்பயுமே ட்ரேடர்ஸ் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணையில் வந்து ரொம்ப ஆர்டர் போடையில் நம்ம ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு நம்ம போகிற கரெக்டுன்னு சொல்லிட்டு எப்பயும் வேவேமாலாம் போடாதீங்க எப்பயும் ஆர்டர் போடையில் பொறுமையாக அவரோட ஆர்டரை பார்த்து கன்ஃபார்ம் கொடுக்குறது ரொம்பவே வந்து நல்லது அதை நாங்கள் இன்றைக்கி மறுபடியும் அவரோட கற்றுக்கிட்டோம் இவ்வளோ நாள் ட்ரேட் பண்ணியும் ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி போச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடை வந்து ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சை டச் பண்ணிட்டு டச் பண்ணிட்டு ஏற ஆரம்பிச்சிருச்சு டைம் வேல்யூ போக ஆரம்பிச்சிருச்சு எங்களுக்கும் ப்ரீமியம் வந்து ரொம்பவே வந்து கரையவும் ஆரம்பிச்சிருச்சு so nine thousand two hundred மேலே இருக்க ஒவ்வொரு நேரமும் எங்களுக்கு ப்ரீமியம் ரொம்ப டவுன் ஆச்சு நாங்கள் பை பண்ண ரேஞ்சிலேயே ரொம்ப மெயின்டைன் ஆகிட்டே இருந்துச்சு அது வேறு இல்லாமல் மார்க்கெட் ஒரு ஆஃப்டர்நூன் போல் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஓ கிளாக் டைம் அப்போல்லாம் twelve o'clock one o'clock கிட்டலாம் மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சிச்சு ஸோ மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுமா இல்லாட்டி கொஞ்சம் ஏறினபடியே போச்சு அப்படின்னா நாங்கள் எடுத்த புட் ஆப்ஷன் கொஞ்சம் டேஞ்சராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம் அப்போ தான் யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செம டவுன் மார்க்கெட் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அந்த டவுனில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிச்சு ஏன்னா அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களால் வந்து ப்ராஃபிட்ஸே வந்து புக் பண்ண முடிஞ்சு ஸோ அந்த மாதிரி சமயத்தில் தான் நாங்கள் வந்து பொஷன் வந்து இது பண்ணோம் ஸோ அப்போ நாங்கள் வெயிட் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எடுத்தது வந்து நல்ல ஆப்ஷன் வந்து புட் ஆப்ஷனும் நல்லாவே ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா அதை வந்து கவர் பண்ணிட்டோம் அந்த எடுத்த ஒரு லாட்டுன்றதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு கவர் பண்ணோம் ஸோ இந்த காமன் மிஸ்டேக் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து பொதுவாக பண்ணக்கூடியது தான் இது நாங்களும் இன்றைக்கி பண்ணிட்டோம் ஸோ இது நாங்கள் கேஷுவலாக பண்ணிட்டோம் அதாவது ஆர்டர் வந்து போடும்போது பத்து லாட் போடுறோம்னு நினச்சிட்டு வேவேமாக போடுறோம் பிரேக் அவுட்ல ஒரு பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போடுறோம்னு சொல்லிட்டு நாங்கள் போட்டோம் எப்பையும் ஆர்டர் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்டர் வந்து கரெக்டாக பிளேஸ் ஆகிருக்கா அப்படின்றத எப்பையும் வந்து செக் பண்ணிக்கோங்க பொசிஷனில் ஒழுங்காக அவரோட செக் பண்ணிக்கோங்க ஸோ எப்பையும் கேஷுவலாக வந்து நம்ம ஃப்ளோவில் போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி காமன் மிஸ்டேக் நடக்கும் இந்த காமன் மிஸ்டேக்னால பார்த்தீங்க அப்படின்னா டென் தௌசண்ட் மேலே ப்ராஃபிட் வர வேண்டிய இடத்துல வெறும் தௌசண்ட் ருபீஸ் தான் வந்து ப்ராஃபிட் வந்துச்சு ஸோ எங்கள் மிஸ்டேக் மூலியமாக நீங்களும் கொஞ்சம் கற்றுவீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து நினைக்கிறோம் அதே மாதிரி ஆர்டர் போடையில் கொஞ்சம் ஒரு வாட்ச் பண்ணிட்டு போடுங்க ஓகே இந்த ட்ரெண்ட் எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் என்ட்ரி எப்படி எடுக்கிறோம் இதனுடைய டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி கான்டாக்ட் பண்ணுங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும் இது போக நாங்கள் வாட்ஸ்அப்பில் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம் அதனுடைய டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி காண்டாக்ட் பண்ணுங்கள் கைடன்ஸ் கிடைக்கும் இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க நன்றி